வணக்கம் எனது பெயர் கோதாலட்சுமி அழகுமுள்ளை அருமிதல் அபிலமணம் கமலுமே அழகு தமிழில் பேசுகிறேன் என் தமிழ் தாய் என்றும் மகிழுமே என்ற என் தாய்மொழியாம் தமிழ் மொழியை முதலில் வணங்கி காந்தி உலக மையம் சார்பில் புலனத்தில் நடந்த பட்டிமன்றத்தின் முதல் சுற்றில் என்னை தேர்வு செய்த அனைவருக்கும் என் முத்தான வணக்கம் இன்றைய இளைஞர்களோட சிந்தனை லட்சியத்தை நோக்கியா லட்சத்தை நோக்கியா இன்றைய இளைஞர்களோட சிந்தனை லட்சியத்தை நோக்கி மட்டுமே தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல இந்தியா வல்லரசாகும்னு அப்துல் கலாம் ஐயா கனவு கண்டது எங்களை மாதிரி லட்சிய சிந்தனைகள் கொண்ட இளைஞர்களை பார்த்ததானே தவிர ஒருபோதும் லட்சங்களை பார்த்து கிடையாது லட்சம் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு லட்ச லட்சமா சம்பளம் கொடுக்குற எத்தனையோ ஐடி கம்பெனி வேலையெல்லாம் விட்டுட்டு விவசாயமும் விவசாயிகளையும் அழிஞ்சிடக்கூடாதுன்ற ஒரே ஒரு லட்சியத்திற்காக வயல்ல இறங்கி வேலை பார்க்குற இன்றைய இளைஞர்களோட சிந்தனை லட்சியத்தை நோக்கி மட்டுமே தான் இருக்கு லட்ச லட்சமா சம்பாரிச்சு அப்படி என்னதான் பண்ண போறோம் மனுஷனா பிறந்தா ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கணும் லட்சியம் இருந்தாதான் அவன் மனுஷன் லட்ச கனவு கண்ணோடு லட்சியங்கள் நெஞ்சோடு உன்னை வெல்ல யாரும் இல்லை உறுதியோடு போராடு இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு கனவுகள் வேணா லட்ச லட்சமா இருக்கலாமே தவிர அவர்களோட சிந்தனை எல்லாமே லட்சியத்தை நோக்கி மட்டுமே தான் இருக்கு ஒரு ஒரு இளைஞர்களுக்கு ஒரு ஒரு லட்சியம் இருக்கு பத்தாம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு பள்ளியில ஃபர்ஸ்ட் வரணும்னு லட்சியம் இருக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு ஸ்டேட் ஃபர்ஸ்ட்னு வரணும்னு ஒரு லட்சியம் இருக்கு காலேஜ் போனதுக்கப்புறம் அரியர் வாங்காம பாஸ் பண்ணணும்னு ஒரு லட்சியம் இருக்கு நல்ல வேலை வாங்கணும்னு ஒரு லட்சியம் இருக்கு வீடு கட்டணும்னு ஒரு லட்சியம் இருக்கு கார் வாங்கணும்னு ஒரு லட்சியம் இருக்கு அம்மா அப்பாவை நல்லபடியா பாத்துக்கணும்னு ஒரு லட்சியம் இருக்கு எனக்கு கூட இந்த சுற்றில வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு போகணும்னு ஒரு லட்சியம் இருக்கு என்னை மாதிரி ஒரு ஒரு இளைஞர்களுக்கு ஒரு ஒரு லட்சியம் இருக்கு அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு ஒரு சின்ன கருவியா வேணா இந்த லட்சம் பயன்படலாமே தவிர லட்சம் வந்து லட்சியத்திற்கு என்னைக்குமே ஈடாகவே ஈடாகாது நம்மளோட தாத்தா காந்தி மாமா நேரு சுபாஷ் சந்திர போஸ் சர்தார் வல்லபாய் பட்டேல் இவங்கெல்லாம் அன்னைக்கு லட்சத்தை நோக்கி ஓடி இருந்தாங்கன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம இந்த சுத்தமான சுதந்திர காற்றை சுவாசிச்சிருக்கவே முடியாது அவர்களோட தலைமுறையில வந்த அவர்கள் பேரம் பேத்தியான இன்றைய இளைஞர்களும் லட்சியத்தை நோக்கி மட்டுமே தான் போறாங்களே தவிர அவர்களோட சிந்தனை எல்லாமே லட்சியத்தை நோக்கி மட்டுமே தான் இருக்கே தவிர ஒருபோதும் லட்சியத்தை நோக்கி கிடையாது தங்க மகன் மாரியப்பனுக்கு ஒரு லட்சியம் இருந்தது எப்படியாவது ஒலிம்பிக்ல தங்கம் வாங்கணும்னு பாராளிக்கில் கலந்துக்கிட்டு தங்கமும் வென்றான் அந்த லட்சியவாதி அந்த லட்சியவாதியோட கால்களில் பல லட்சங்கள் வந்து குவிஞ்சு கடந்தது தான் படித்த அரசு பள்ளிக்கு முப்பது லட்சம் ரூபாயை தூக்கி கொடுத்தான் அந்த லட்சியவாதி ஜல்லிக்கட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய போராட்டம் தமிழகம் முழுவதும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு லட்சிய போராட்டம்னே சொல்லலாம் அன்னைக்கு அங்க வந்து கூடின ஒரு ஒரு இளைஞரும் லட்சத்திற்காக வந்து கூடல அவனுக்கு இருந்த ஒரே ஒரு லட்சியம் என்னோட பாரம்பரியம் என் பாரம்பரியத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அந்த ஒரே ஒரு லட்சியத்திற்காக தான் அன்னைக்கு அந்த மாபெரும் போராட்டம் நடந்து வெற்றி கண்டது மருத்துவ மாணவி அனிதாவிற்கும் ஒரு லட்சியம் இருந்தது அதனாலதான் அந்த லட்சிய பாதையில ஓடுனான் அனிதா தோத்து போயிட்டான்னு நான் சொல்லவே மாட்டேன் அனிதா தோற்கடிக்கப்பட்டாள் என்றுதான் நான் சொல்லுவேன் அவளோட லட்சியத்திற்காக அவளோட உயிரையே விளையாக கொடுத்த அந்த அனிதாவை போல எத்தனையோ பெண்கள் எத்தனையோ இளைஞர்கள் இன்னைக்கும் நம்ம நாட்டில் இருக்காங்க வாழ்க்கைக்கு வந்து லட்சியம் மட்டும்தான் முக்கியம் அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு லட்சியம் ஒரு கருவியாக தான் பயன்படுதே தவிர ஒருபோதும் லட்சம் வந்து எங்கள் இளைஞர்களோட சிந்தனையாக கிடையாது நம்ம இளைஞர்களோட ஒருவராக இருந்து இசைதான் என்னோட உயிர் மூச்சு இசைதான் என்னோட லட்சியம்னு சொல்லி மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு சென்னைக்கு கிளம்பி போய் பல அவமானங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சு அவரோட லட்சியத்திற்காக ஏறாத மேடையில் போகாத இடமில்லை இப்படி அவரோட லட்சியத்தை நோக்கி நோக்கி ஓடி ஓடி ஓடி இன்னைக்கு அவரோட வாழ்க்கை வரலாறை ஒரு படமா எடுத்து அவ எல்லா இளைஞர்களோட ஃபோன்லையும் அதை ரிங்டோனா இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் அந்த மனுஷனோட லட்சியம் மட்டும்தான் அவர் வேற யாரும் இல்லைங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்குன்னு சொன்ன நம்ம ஹிப்பா பாதி தான் அவரோட லட்சியம் மட்டும்தான் இன்னைக்கு அவர் இந்த அளவுக்கு வந்ததற்கான காரணமா இருக்கு உலக தமிழர்களையே திரும்பி பார்க்க வச்சதுக்கு காரணம் அவர் சிந்தனையும் நோக்கமும் லட்சியத்தை நோக்கி இருந்ததுனால மட்டுமே தான் லட்சத்தை வைத்து கடிகாரத்தை வேண்டுமானால் வாங்கலாமே தவிர ஒருபோதும் காலத்தை மாற்ற முடியாது ஒரு முறை வந்தால் அது கனவு இரு முறை வந்தால் அது ஆசை பல முறை வந்தால் அதுதான் லட்சியம் நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் வானத்தை எட்டி பிடிக்க பூமியை கட்டிப்பிடிக்க தோல்வியை தூளாக்க வெற்றியை வசமாக்க வாழ்வை வரலாறாக்க வரலாற்றை வாழ்வாக்க சோதனைகளை சாதனைகளாக்க வேதனைகளை சோதனை சாதனைகளாக்க முடியாதது என்பதை முடிவாக்க முடியும் என்பதை முதலாக்க